வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரம் குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போவது உண்டு ஒன்று பத்து பத்தொம்போது இருபத்தி எட்டாம் தேதிகளில் பிறந்தவர்களின் குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க அதாவது எண் கணிதம்ங்கிறத பற்றி என்னன்னாங்க ஒரு குறிப்பிட்ட நாளில் புரண்டால் அந்த எண்ணின் ஆதிக்கம் எப்படி அவர்களிடத்தில் செயல்படுது அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டில் ஒரு கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு தேதியிலையும் ஒரு கோடிக்கணக்கான மக்கள் பிறக்கிறாங்க அப்புறம் எல்லாருக்குமே அத்தனை குணையும் அப்படியுமே புரண்டு இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காருங்க இருக்கவே இருக்காது ஆனால் என்ன பண்ணியிருக்கோம் ஆனால் நீங்கள் எல்லாரையுமே இந்த அத்தனை பேர் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் யாரெல்லாம் இந்த குறிப்பிட்ட டேரிகளில் நீங்கள் பார்க்குறீங்களோ அதாவது ஒன்றாம் ஆதி ஒன்றாம் நம்பர் ஆதிக்கத்தில் பார்க்குறீங்களோ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் அவங்க விஷயம் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கிற நீங்கள் பார்க்க முடியும் ஒன்று அந்த விஷயம் மற்றவங்கக்கிட்ட இருக்கிறது இவங்ககிட்ட குறைஞ்சிருக்கும் குறைஞ்சிருக்கிறதுனால தான் அவங்க அப்படி இருக்காங்க இவ்வளோ லோவாக இருக்காங்க அந்த விஷயம் அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்க அவ்வளோ ஹையில் இருக்காங்க அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கிடைக்கிது அந்த டிஃப்ரென்ஸுங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா உங்களால் பொருத்தி பார்க்க முடியுங்க நீங்கள் எல்லாம் உங்களுக்கு பிறன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே கண்ணு முன்னாடி நினச்சி பாருங்கள் இல்லை அவங்கள பாருங்கள் நல்லா கூர்ந்து கவனிங்க அவங்களுக்கு இந்த பண்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட காரகம் அவங்கக்கிட்ட வீக்னஸ்ஸாக இருக்கும் அந்த வீக்னஸ்ஸாக என்னென்னலாம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படியே அவங்க அந்த வீக்னஸ்க்கு உண்டான அத்தனை கேரக்டரையும் அவங்க வெளிப்படுத்துவாங்க இது தாங்க அதாவது இந்த எண்ணில் பிறந்தாங்கன்னா உங்களுடைய குணாதிசயம் ஒன்று பத்தாம் தேதி தான் நம்ம சொல்கிறோம் இதை வந்து விதி எண் பிறவி எண் கர்ம வினை எண் எல்லாம் நிறையா இருக்குது நம்ம அவ்வளோ டீப்பாக நம்ம போகல நம்ம மேலோட்டமாக நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இப்போ குறிப்பாக இந்த மாதிரி குறிப்பிட்ட டேரிகளில் பிறந்தவங்களுக்கு ஒன்றாம் நம்பர் ஆதிக்கம் ஒன்றுன்னா சூரியன் இவர்களுக்கு சூரியன் தான் ஆளுமை கிரகமாக வரும் அப்படின்னா சூரியனுக்கு உண்டான கிரகத்தன்மைகள் சூரியனுக்கு உண்டான தன்மைகள் எல்லாமே இவங்களுக்கு வரும் அப்படின்னா சூரியனுக்கு ஒரு நல்ல தன்மையும் இருக்குது சூரியனுக்கு ஒரு கெட்ட தன்மையும் இருக்குது அந்த நல்ல தன்மையை அவங்க வெளிப்படுத்துகிறாங்களா இல்லை கெட்ட தன்மை வெளிப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து அவங்கள நீங்கள் கூட்டு கவனிக்கணும் இது வந்து மற்ற விஷயங்கள் உங்கள் ஜார ரீதியாகவும் இருக்குது மற்ற உங்களோட பர்த் இயரு மந்த்து இது எல்லாமே ஒன்று சேர்த்து நீங்கள் பார்த்தாலும் இருக்கும் அப்படியும் பார்க்கலாம் அப்படியும் ஒரு முறை இருக்குது முதல்ல நீங்கள் வந்துட்டு பத்தொம்பதுனா ஒன்று கூட்டல் ஒம்பது பத்து ஒன்று அப்புறம் இன்னொரு விதமாக நீங்கள் கணக்கு செய்யலாம் நான் நான் வீடியோவில் போட்டிருப்பேன் நல்லா பாருங்கள் இப்போ நான் வந்துட்டு பதினாலு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுன்னு ஒரு போட்டிருக்கேன் அதாவது பதினாலு பதினாலாம் தேதி ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒரு ஒரு பிறண்டிருக்கார் அப்படின்னா ஒன்று ஒன்று கூட்டல் நாலு ஐந்து இது தனியாக எழுதிக்கோங்க ஏழு ஜீரோ கூட்டல் ஏழு ஏழு ஏழு தனியாக எழுதிக்குங்க ஆயிரத்தி தொழு தொண்ணா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறை கூட்டினீங்கன்னா இருபத்தி ஐந்து வரும் இந்த இரண்டு கூட்டல் ஐந்து ஏழு அப்படின்னா இப்போ என்ன பண்ணுங்கள் ஏழு ஏழு ஏ ஐந்து அண்ட் ஒன்று கூட்டல் நாலு ஆட் பண்ணிங்க ஐந்து ஒன்று இருக்கும் ஏழு ஏழு தனியாக வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஏழை கூட்டினீங்கன்னா இந்த ஏழு ஏழு ஐந்து பதினாலு பத்தொம் மொத்தம் பத்தொம்பது வரும் இந்த பத்தொம்பது ஒன்றா கொடுங்கன்னா ஒன்று இது வந்து விதின்னு சொல்லுவோம் லைஃப் பாத் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் இதையும் நீங்கள் வச்சுக்கலாம் இதுவுமே போடணும் இவங்களுக்கும் ஒன்றாம் எண் ஆதிக்கம் வரும் இவங்களுக்கும் இயல்பாகவே பெற்று இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் ஒன்று பர்த் டேட்டும் வச்சுக்கலாம் ஒன்று இந்த மாதிரி கால்குலேஷனும் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒன் பதினாலு ஏழு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஒன்றா கூட்டிடக்கூடாது இந்த மாதிரிலாம் நான் எப்படி போட்டுருக்கணும் அதே மாதிரிலாம் நீங்கள் கூட்டி கணக்கு பண்ணிக்கணும் அப்படின்னா என்னங்க சூரியனின் ஆளுமையை வந்துவிட்டால் இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே புதிதாக எல்லாருமே நீங்கள் நல்ல நிறையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க சூரியன்னா உங்களுக்கே தெரியும் ஆளுமை செய்கிறது தான் தான் அப்படிங்கன்னு நினச்சிட்டு இருப்பீங்க உன் கண்டி அது உண்மை தான் அது அப்படி அதுதான் கரெக்டு ஆனால் நீங்கள் உன்னிப்பாக நீங்கள் என்ன பா பார்க்கணும்னா இவங்களுக்கு என்றைக்குமே ஒரு தனித்துவத்தை வச்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களுக்குன்னு ஒரு புதிய கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க out of the box thinker அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் யாருமே பார்க்காத விஷயத்தை இவங்க யோசித்து பார்ப்பாங்க இவங்களுக்குமே இவங்க இவங்களுக்கென்று தனித்துவம் ஒன்று இவங்களோட பேச்சாலேயோ இல்லை செயல்பாட்டாலேயோ இவங்க வந்து குறிச்சிக்கிட்டே இருப்பாங்க அதாவது இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டா போதுங்க அதுதான் கடைசி வரைக்கும் அதை வந்து பிடிவாரம்னு சொல்லலாம் தன்னம்பிக்கைன்னு சொல்லலாம் யாருமே எடுக்காத செய்ய துணியாத விஷயத்த ரொம்ப சாதாரணமாக துணிச்சிட்டு போவாங்க இந்த விஷயம் செஞ்சால் பல பின்னடைவுகள் ஏற்படும்னு சில பேர் யோசிப்பாங்க இவங்க அந்த யோசிக்கவே மாட்டாங்க இவங்க துணிஞ்சு செய்வாங்க துணிஞ்சு பார்த்துக்கலாம் இதை வந்துட்டு இரண்டு விதமாக எடுத்துக்கலாம் இவங்க வந்துட்டு எதற்குமே துணிந்தவர்கள் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதாக கடந்து சென்று விடுவார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அதாவது out of the box thinker இந்த விஷயத்தை இந்த எல்லைக்குள்ளாத எல்லைன்னு ஒன்று போட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க இவங்களோட அதீதமான விருப்பமே ஃப்ரீடம் சுரண்டரம் சுரண்டரத்தை அதிகமாக விரும்புவாங்க விரும்புகிறவங்களாம் இவங்க இருப்பாங்க சுரண்டரத்தை இவங்களாக எடுத்துப்பாங்க இன்னும் சுரண்டரம் இவர்களை தேடி வரும் நீங்கள் இந்த அளவுக்கு சுரண்டரம் கொடுக்குறீங்க இதுக்குள்ளார நீங்கள் விளையாண்டுக்கணும் பண்ணலாம் பண்ண மாட்டாங்க அந்த சுரண்டரத்தை கட்டவிழ்த்து அதுலேருந்து வெளியில் போவதை அவங்க பார்ப்பாங்க அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட எல்லைன்னு ஒன்று கிடையவே கிடையாது எப்போ எங்கே வேணாலும் போகலாம் எப்படி வேணாலும் திங்க் பண்ணலாம் யாரை வேணாலும் ஆளுமே செய்யலாம் அடிமைங்கிற தன்மை இன்னொருத்தர் கீழுங்கிற அப்படிங்கிற பிடிக்கவே பிடிக்காது அதாவது ஒரு அம்மா அப்பா அவங்க கூட இருக்கோம் அவங்கள சார்ந்து இருக்கும் அது வேறு விஷயம் அது வந்து டெபண்ட் அது வேறு கிடையாது இன்டெபண்ட்னா தாட் ப்ராசஸ் நீங்கள் வந்து எதிர்கால சிந்தனை உங்கள் கருத்து உங்களை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துகிறீங்க இது எல்லாமே வந்து ஒரு நீங்கள் வந்துட்டு யாரையுமே சார்ண்ட் இல்லை இந்த கருத்துன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அந்த கருத்தை நீங்கள் சார்ண்ட் இல்லை அதையுமே எதிர்த்து வேறு விதமாக வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது அதுங்கிற தான் உங்களோட யூனிக்னஸ் உங்கள் தனித்துவம் தெரியுது அதனால தான் மக்களுக்கே உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும் இருக்கிற வந்து யாருமே சொல்லிட்டு அதை வந்து சாதாரணமாக நீங்கள் கடத்துறீங்கன்னு அர்த்தம் ஆனால் இவங்க அப்படி கிடையாது ஒரு விஷயத்தை ப்ராப்பராக கன்வே பண்ணுறதுலையும் இவங்க communicator good communicator good counsellors ஒரு விஷயத்தை இப்படி தான் வெளிப்படுத்தணுங்கிறது தெரியும் பல நேரங்களில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க நேர்மையாக இருக்கணும் ப்ராப்பராக போகணும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும் சூரியன்கிறத அறா விரும்பும் ஒரு தலைமை இடத்துல இருக்கிறவங்க இப்படி தான் இருக்கணும் இந்த நேரத்தில் சரியாக வந்துருக்கணும் அப்படிங்கிற ஒன் ஒரு தன்மைங்கிறது இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட ஏமாற்றணும் பொய் பேசணும் இல்லை இவங்கக்கிட்ட வந்துட்டு அந்த சூது அப்படிலாம் சுத்தமாக பிடிக்காது அப்படி தெரிஞ்சிச்சு இவங்க நேரடியாக கட் பண்ணிட்டு போவாங்க அதே அதே மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கல தப்புன்னு பட்டுச்சுன்னு நேருக்கு நேராக சொல்லிட்டு போவாங்க எனக்கு இது பிடிக்கல அதனால தான் நான் விட்டு போகிறேன் நான் ஏன் அதை செய்யணும் நீ ஏன் நீ கட்டுப்படுத்துவ திருப்பி திருப்பியும் திருப்பி பாருங்க கட்டுப்படுத்துறல் அண்ட் எல்லைக்குட்படுத்துறவங்களாம் பிடிக்கவே பிடிக்காது அப்படியே ஃப்ரீ பேர்டு அப்படின்னு சொல்லலாம் இவங்க சுரண்டர பறவை தான் இவங்க சரிங்களா ஆனால் பல நேரங்களில் இவங்க சுரண்டர பறவை எந்த அளவுக்கு இவங்க யூஸ் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஆக்டிவாக யூஸ் பண்ணாங்கன்னா இவங்க வந்து ஒரு தலைமை பண்புக்கு ஒரு கூட்டத்தை நிர்வகிக்கும் ஒரு கம்பெனியை இவங்க இவங்களுக்கு கீழே வச்சுக்கிற அளவுக்கு இவங்களுக்கு ஆளுமே அதிகமாக இருக்குது பல நேரங்களில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டு டேரிகளில் பிறந்தவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்ச்சியாளர்கள் ஒரு புதிய சிந்தனையை தோற்றுவித்தவர்கள் இல்லை அவர்கள் தான் ஆரம்பித்தவர் ஆரம்பம் ஆரம்பித்தவர்களாக அவங்க இருப்பாங்க சரிங்களா சிஇஓ ஃபவுண்டரு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க மேனேஜரு அசிஸ்டன்ட் மேனேஜரு எல்லோரும் பல பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே அந்த ஒன்று பத்து பத்தொம்பது இல்லைனா நான் சொன்ன மாதிரி அந்த பதினாலு ஏழு தொண்ணூற்றி இந்த பர்த்து என்ன கூட்டி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு காலத்தில் இல்லை ஒரு மாதம் ஒரு ஒரு வருஷமாக அவங்கள ஒரு யார் யார் ஒருத்தரை வந்து கட்டுப்படுத்தும் பொறுப்பில் அவங்க இருந்துருப்பாங்க சரிங்களா இல்லை ஐடியாஸ் கொடுக்கணும் ஐடியாஸ் வேணும்னா நீங்கள் இவங்ககிட்ட தான் நீங்கள் போகணும் யாராவது ஒரு நீங்கள் உங்கள் குழப்பத்தில் இருக்கீங்களா இவங்ககிட்ட போய் தாராளமாக கேளுங்க சரிங்களா இவங்க வந்து ஒரு தெளிவான ஒரு ஐடியா இப்படி தான் போகணும் இதை தான் பார்த்துவே இப்படி தான் போகணும் அப்படின்னு இவங்க அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு கிளியர் கட் மைண்ட் அதுவும் இல்லாமல் இவங்க எல்லா துறையிலையுமே உங்களுக்கு நாலேஜ் இருக்கும் ஒன்றுங்கிறனால நம்பர் ஒன்று சூரியனுங்கிறனால எப்பயுமே நல்லா பார்த்தீங்கன்னா சூரியன் அந்த ஒளித்தன்மை இருக்கிறதுனால அந்த சூரியன் ஒளி தன்மையை கொடுத்த உடன் தானே தன்மை தான் அவன்ட்டு எல்லா ஒரு ஜீவன்களும் எழும்ப ஆரம்பிக்கிறது அதனால தான் புத்துணர்ச்சி பெறுது அதே மாதிரி தான் இவங்க வந்துட்டு ஒரு புதுதான ஒரு ஐடியா கொடுத்தோம்னா எல்லாருக்குமே வந்துட்டு அது நெக்லெக்ட் பண்ணுற மாதிரியே இருக்காது அது ஒரு புதுசாக இருக்கும் அவங்களுக்கு இவங்க சொல்கிறது வந்துட்டு ஏன்னா யாருமே இந்த மாதிரி கேட்டிருக்கவே மாட்டாங்க அது ஆமாம் ஒத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்க வந்துட்டு ஒரு சிவியரான கிரிட்டிசைஸ் இவங்களை வந்துட்டு சாதாரணமாக இட போட முடியாது ரெண்டு விஷயம் நல்லா நல்லான்னு நல்லா டேரடியாக சொல்லிடுவாங்க இது இப்படி பண்ணவே முடியாது அவங்க பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதாங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக ஸ்மார்ட் வேலை பண்ணணுன்னா நீங்கள் ஐந்தாம் மீன் ஆதிக்கம் கொண்டவர்களால் மட்டும்தான் அது முடியும் சரிங்களா அதுவும் இல்லாமல் உங்கள் ட்ரெஸ்ஸிங்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கணும் அடுத்தவங்க கவரணும்னு உங்களுக்கு எண்ணம் சுத்தமாக இருக்காது மதிக்கணும் மதிப்பு வரணும் அடுத்தவங்க நம்மளை தேடி வரணும் அடுத்தவங்க நம்மளை பார்த்தா வந்து ஒரு பணிவு வரணும் அடுத்தவங்களுக்கு ஒரு பணிவு வரணும் நம்மளை பார்த்தா அப்படிங்கிற மாதிரி ஒன்று எண்ணம் அவங்களுக்கு உள்ளாரையே தோணும் ஓகே ஒரு பேச்சுங்கிறத வந்து ஒரு ஃப்ளூயன்சி இருக்கும் என்றைக்குமே ஒரு நாலேஜ் உள்ளவங்களா எப்படி பேசினா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அவங்க பேசுவாங்க நாலேஜ் இல்லைன்னா அந்த விஷயத்தில் இவங்க இறங்க மாட்டாங்க அப்படி இல்லைன்னா எந்த அளவுக்கு ஒரு ஒரு அறகுறை அறிவாக இருந்தாலுமே அது தெளிவாக அவங்க வெளிப்படுத்திடுவாங்க எனக்கு இந்த அளவுக்கு தான் தெரியும் இந்த அளவு இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக அவங்க வெளிப்படுத்துகிறவங்களாகவும் இவங்க இருப்பாங்க பெரும்பாலுமே இவங்களுக்கு வந்து சுயமாக ஆரம்பிக்கணும் தொழில் ஆரம்பிக்கணும் என்ன அதிகமாக இருக்குங்க பல பேர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க ஆனால் இவங்க வந்து தோக்கத்துக்கு முக்கியமான காரணம் என்ன இருக்குன்னா லேசினஸ் உங்களோட சூரியனோட முக்கியமான தன்மையை ஆக்டிவ்னஸ் எனர்ஜெட்டிக் ஒரு வேகமாக செயல்படுறது துரிதமாக எடுக்கிறது ஒரு திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஆனால் இவங்க வந்து ஆப்போசிட்டாக லேசி ஆகிட்டாங்க இல்லை ஒன்றுமே இல்லாமல் சும்மா உட்காந்துருக்காங்க இல்லை வந்து ஒரு ஆக்டிவ்னு ஒரு விஷயத்தில் இறங்குறதில்ல அப்படின்னா பல நேரங்களில் வந்து ஒரு நெகட்டிவாகவே வெளிப்படுது இவங்களோட அந்த தன்மையை அந்த ஒன்றுக்கான தன்மை இவர்களுக்கு இல்லாமல் போவதை நீங்கள் அனுபவத்தில் நீங்கள் பார்க்க முடியும் ஒன்றாம் எண் அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் கருத்துக்களையும் செயல்பாடுகள்லேயும் உங்கள் தோற்றத்துலேயும் நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு மாதிரில உங்களுடைய பேச்சுத்தன்மை அந்த மாதிரி எல்லாமே சரியாக இருந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஒன்றுங்கிற அங்கீகாரம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் சரிங்களா நீங்கள் யார் யார் ஒன்றாந்தேதி பிறண்டிருக்கிறீங்க பிறண்டிருக்காங்க ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் அப்படிங்கிறதுமே வந்து நான் அதில் போட்டிருக்கேன் நீங்கள் அதில் பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா Aishwarya Rai Annie Besant Sivaji Ganesan James Watt ஏன்னா அவர் தான் ஸ்டீம் இன்ஜினை கண்டுபிடிச்சவர் Bill Clinton Bill Gates Jacqueline Kennedy Woodrow Wilson president அதாவது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்றுங்கிறது வந்து தலைமை பண்புக்கு ஏற்றவர் அப்படின்னா நீங்கள் ஒன்றாம் இந்த குறிப்பிட்ட ஒன்றின் ஆரிக்கம் பிறந்தவங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸு இல்லை வந்து எப்படி ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறது எப்படி ஒரு குழுவை நிர்வகிப்பது இல்லை ஒரு கவுன்சிலர் அட்வைசர்ஸ் இந்த மாதிரி விஷயத்தில் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டாங்கன்னா இல்லை ஆட்டோமேட்டிக்காக இதில் அவங்க வந்து இன்டல் இன்வால்வ் இன்வால்வ் ஆனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு ஒரு தனித்த அங்கீகாரம் இதனால் ஒரு புகழ் நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா மற்றபடி நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட் செக்ஷனில் இது ஒன்றுமே நீங்கள் பொருண்டலை அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றா மின் ஆதிக்கத்தோட நெகட்டிவ் சைட்லேருந்து நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் நன்றி ஓம் சிவோம் வணக்கம் நண்பர்களே